Thank you. இன்னொன்று வந்து இந்த பாறைக்கு இடையில கொஞ்சம் சிக்கல் அது உருண்டு போய் உளுந்துருச்சு இருந்துச்சு இப்போ அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து மேலால் விடுறதுக்கு தான் வந்தீங்க அது வந்து பார்க்குது என்ன உணர்வோட பார்த்துச்சு அதாவது நான் அந்த குட்டியை தொடும்போது எங்கே நமக்கு ஏதாவது நம்ம அந்த குட்டிக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ பாதிப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அது கண்ணில் தெரிஞ்சுது ரைட்டு அதை தான் நான் உணர்ந்துட்டு நான் என்ன சொன்னேன் சரி நான் வந்து நிச்சயமாக உனக்கு எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண வரல உன்னுடைய குட்டியை சேஃபாக கொண்டு தான் வந்திருக்கிறேன் நான் உனக்கு உதவி தான் செய்ய வந்திருக்கணும் தவிர ஒருபோதும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டியை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கோம் அது நம்ம எடுக்கும்போது இருந்த பயம் அதை கையில் எடுத்து கிட்ட கொண்டு வந்தோடனே அந்த முகத்தில் அந்த கண்களில் ஒரு மலர்ச்சி தெரிஞ்சது பார்த்தீங்களா அதுதான் அதோடைய ஃபீல் நேச்சுரலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம நம்ம உதவி தான் செய்கிறாங்கன்னு அது கொண்டு வந்தோடனே பாருங்க இப்போ நம்மகிட்ட இவ்வளோ தூரம் உட்கார விட்டுருக்கு இல்லை முதல்ல அப்படியே விரிச்சு பார்த்துட்டு வந்து இப்போ இந்த குட்டி பிறந்து ஜஸ்ட் பான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் பாருங்க இந்த ஈரமே என்ன காயில் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ரேர் அது இப்போ நம்ம வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏற்காடு மலை உயரத்து மேலே இருந்து நம்ம பேசுகிறோம் கரெக்டாக நம்ம வந்து ட்ரெக்கிங்கில் இப்படி ஒரு அனுபவம் வந்து ஒரு மிராக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்